சோகல காய்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ் அதுக்கப்புறமா பில் பட்டன் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க ஓகேவா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கு இப்படி என்ன இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வேகமா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்பி எடுத்தாச்சு கைஸ் யூஎஸ்பி எடுத்துட்டு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்னடா ஆச்சே போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இனிமே வேற லெவலில் அடிக்க போறோம் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எல்லா இடத்துக்கு அப்படி பாருங்க செம காமெடியாக இருக்கும் எல்லாமே இங்கே கீழே ஒரு எனிமி டைம் எப்படி அடிக்க அப்படி பார்த்தீங்கன்னா இற இற இற இற இற இற இற அப்போ அடிச்சாச்சு வேற லெவலில் இவங்களுக்கு ஓசிகள் இருக்குது இவன் ஒரு ஐயோ அவன் அடிக்க போது இவன் வந்துட்டா இவன் வந்து இற இற இற ஓசிக்கில் அடித்தா நாயே ஓசிக்கில் அடிச்சு விட்டானே ஐயோ நீ மெடிக்கல் போட்டால் இவன் கில் அடிச்சுப்பானா டே டே டே டே கில்லு ஐயோ இவன் வேற வேக வேகமாக ஓடுறானுங்களே இல்லை அவனுக்கு கில்லா அட்டையை போட்டுருவாங்க இவ்வளோ ஐயோ இன்னும் ஒருத்தர் சொன்ன மாதிரியே ஒரு கில்லு தாண்டா இருக்குது என்னடா நீங்கள் அதுக்குள்ளே வேகமாக கிளஞ்சி பிடிக்க இந்த இந்த ஒருத்தருக்காங்க இந்த அங்கிள் அங்கிள் அடித்து புட்டு அங்கிள் அப்படி போடு ஐயோ இதே அடிச்சு புட்டானா ஓசிக்கில் ஏன்டா நீங்க இப்படி இருக்கீங்க ஓசிக்கல் அடிச்சு புட்டானா ஐயே சரி ரைட்டு பார்ப்போம் அடுத்த ரவுண்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுலயாவது கில்ல அடிக்க முடியுமான்னு பார்ப்போம் இல்லைன்னா இந்த நாய் இது ஏன் வீடியோடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவன் கில்ல அடிச்சுட்டு இருக்கான் அவளை கிளியே சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு வேற லெவலில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் காய்ஸ் இரவலா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க இனிமே எங்களா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேற லெவலில் பார்த்துட்டே இருக்கேன் எங்கே இருக்கான் எங்க இருக்கோம் எங்க இருக்கோம் எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் டே டே டே அந்த அதுக்குள்ளே கோவா போட்டாங்க நிற்காங்க பார்த்தீங்களா வேற லெவலில் வெயிட்டிங்கில் நிற்கானுங்க நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அங்கே போய் அட்டாக்கிங் பண்ண போகிறோம்டா ஐயோ ஐயோ செவரு பிடிச்சி வச்சுக்கிட்டேன் டேய் டேய் டேய் டேய் ஐயோ போக முடியல டேய் என்னடா இது அப்படின்ட்டு ஏ சப்பரம் வந்தாச்சு வந்தாச்சு எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எனிமி எங்கடா இருக்கான் எங்கே எனிமி அந்த இருக்கான் அந்த இருக்கான் போடு அப்படா வேற லெவலில் போட்டாச்சு இன்னொருத்த தப்பாடா என்னடா இதுடா அதுக்குள்ள வர்றது ஃபுல்லாகவே தப்பு அடிச்சு டேய் இருடா இருடா ஏன்டா நீ இப்படி பண்றீங்க அதுக்குள்ள அடிச்சு விட்டான்டா சாய் இன்னொருத்த தானே இருக்கான் டே இது என் வீடியோடா இந்த பையில அடிச்சு கொடுக்குறா இது அக்கா வேற லெவலுக்கு இல்லை ஏன் என் இல்லை தீ இதுதான் அடிக்குது நான் அடிக்கிறோம்டா இது என் வீடியோடா நீ வந்து பிலிம் கட்டிட்டு இருந்தா எப்படி நல்லாவா இருக்காது நான் தான்டா பிலிம் காட்டுறோம் இவன் வந்து பிலிம் கட்டிட்டு இருக்கா சரிட்டு பாப்போம் அடுத்து விட்டு பேரல் என்ன எடுத்துட்டு வேற ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மூணாவது ரெண்டு கைஸ் என்ன நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க என்ன எல்லா பக்கமும் சூறு சவுறு பிடிச்சி வைக்க தெரிட்டு பாப்பு எல்லாம் ஒரே பதட்டம் தான் என்ன செய்ய வேற ஐடி புது ஐடி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து தந்தா இரு இரு இரு இரு இரு இரு இரு இரு அவனை அடிக்கும் போது நீ ஏன்டா அடிக்க ஊருக்குள்ள அடிக்கலாமா ஐயோ பாவுண்டா ஐயம் ஐயம் பாவும் கில் அடிக்கணும்டா டே கில் அடிச்சு வீடியோ போடணும்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அட்ரா அட்ரா நீ அப்படா அடிச்சுக்கு வேற லெவலு இவங்க ஒரு கில் தான் அடிப்பேன் அதுக்குள்ளே ரெண்டு மிச்சம் ரெண்டு பேரும் முடிச்சிடுவாங்க மிச்சம் எக்ஸ்ட்ரா ஒருத்தன் தான் இருப்பான் அந்த கில்லையும் கடைசியில் வந்து ஓசி ஓசிக்கில் அடிச்சு போடுவாங்க என்னடா நியாயம் இது நானே கஷ்டப்பட்டு ஒருத்தனை கண்டுபிடிக்கேன் அந்த கில்லை அடிக்கணும்னு பார்க்கும்போது வந்து ஓசிக்கில் அடிப்பீங்களா என்னடா இது நான் இதெல்லாம் நியாயமாடா அப்படிங்கிற பொறுத்த இருக்கு சரி பார்ப்போம் எங்கடா இருக்கேன் இந்த ஒருத்தன் டே காமிடா சிக்னல் குடுறா சிக்னல் கூட எங்க இருக்க எங்க இருக்க என்று தடிச்சாங்க விஎஸ்எஸ் ஐயோ கடவுளே அங்கிள் காப்பாத்துங்க அங்கிள் அங்கிள் என்னைய காப்பாத்துங்க அங்கிள் அங்கிள் பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஐயோ இவர் எனக்கு மேல பயப்படுறாங்க அங்கிள் காப்பாத்துங்க போட்டு குளுவால போட்டாரு அங்கிள் வேற லெவலில் குளுவால் போடுறாருல சரி பாப்போம் இவே பிடி விட்டாருன்னு ஒருத்தர் தாண்டா இருக்கான் டே டே அடிக்கணும் அடிக்கணும் அடிக்க டே மெடிக்கிட்டு வேற இல்லை டே டே ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ வெளியவாடா வெளியவாடா வெளியாடா அப்போ ஐயோ ஓச்சுக்குள்ள விட்டாங்க யாரா இவன் இவன் வந்து பிலிம் கட்டிட்டு இருக்கான் அந்த அக்கா தான் பிலிம் கட்டுது அந்த அந்த ஆண்டி ரொம்ப இதாக இருக்குது சரி இப்போ போட்டேன் சும்மா சும்மா சும்மா சும்மா அடிக்க அடிக்க அடிக்க ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஐயோ இவனுக்கு அதுக்குள்ளே அடிச்சு ஓட விட்றாங்களப்பா அடிச்சு ஓட விட்டா எப்படா நல்லா இருக்கு நல்லாவா இருக்கும் இது ஐயோ சரி பாப்போம் வெடிக்கிட்ட போடுவோம் எல்லா கண்ணும் லாங்குன்னா எடுத்து வச்சு அடிப்போம் என்ன செய்யறது வேற சரி பார்ப்போம் ஐயோ என்னடா நீங்கள் இப்படி இப்படி பண்றீங்களடா சரி இட்டு பாப்பு கூட்டியா ரிவைவ் பண்ணுங்கடா டேய் ஐயோ பாருங்க இல்லடிக்கு அவன் வேகமாக ஓடி வரான் சரிட்டு பார்ப்போம் இது எவனாவது வந்து கண்டுக்கிடுறானா பாருங்க ஏன்டா எவனாவது ஒருத்தனை இனி ரிவே பண்ணுங்கடா டேய் கண்டுக்கிடுங்கடா டே இங்க ஒரு ப்ரோ பிளேயர் படுத்து கிடக்கேன் ரிவே பண்ண வர்றாங்களா பாருங்க டே என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க ரிவே பண்ணுங்கடா அடே எவனாவது கண்டுக்கிடுங்கடா அடாத படமா படுத்து கிடக்கண்டா அடே ரிவே பண்ணுங்கடா அடே எவன்டா உங்களை எப்படி சொல்றதுடா சரி அப்புறம் வாய் வெளியே குத்துவாடுங்க சரி ரிவே பண்ணி ஐயோ நீ வேப்படம் அடிக்காடிங்களே சரி பாப்போம் அடுத்த ரவுண்டு பாருங்கடா உங்களுக்கு முன்னாடி எல்லா இங்கி நான் அடிக்க எல்லா இங்கி நீ அடிக்கிறதால இப்படி ஆகுது அங்கிள் வேற லெவலில் ஓடி கொண்டு இருக்கிறார்கள் அங்கிள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க அடுத்தது அழுத்திட்டு இருக்காங்க அங்கே ஒரு நம்ம ஒரு போனால் அழுத்து ஐயோ அங்கிளை பார்த்தீங்களா வேற லெவல் படுத்து சிக்னல் பண்ணுறதுக்குள்ளே சோழியை முடிச்சு விட்டார்கள் சரி பார்ப்போம் அடுத்த ரவுண்டு ஏடபிள்யூ எடுத்தாச்சு ஏடபிள்யூ ஏடபிள்யூ பிளேயர்னால ஏடபிள்யூ எடுத்து வேற லெவல் பண்ண போகிறோம் சரி எங்களால் நடந்திருக்கு அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க எத்தனை கிலோ அடிக்க போகிறோம் அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க அடுத்து போடு போடு அடி விடு அப்பாடா வேற அப்படி படுது ஐயோ நம்ம அடிச்சா ஒரு அடியும் படம் அடிக்க யாரும் ஒரு அடியாவது அடிச்சிருந்தா அப்பாடா அடிச்சேன் வேற லவ் ஒரு அடி அடிச்சுட்டேன்டா ஒரு அடி அடிச்சுட்டேன் நானும் பிளேயர் தான்டா ஏடபிள்யூ பிளேயர் தான் இப்போ பரு இப்போ பரு பரு பரு பரு பரு பரு அடி அடி போட ஐயோ சொல்லி முடிச்சு விட்டானே அங்கிள் காப்பாத்துங்க அங்கிள் வழக்கமாக காப்பாற்று அங்கிள் வரலாச்சா ரைட்டு பார்ப்போம் அந்த மேட்ச் அதோட முடிச்சு போச்சு எடுத்திருது எல்லா வச்சு பொட்டு பொட்டு பிடிச்சி எடுத்திருது சரி ரைட்டு பார்ப்போம் அடுத்த ரவுண்டு ஏடபிள்யூமே எடுத்தாச்சு கேஸ் ஏடபிள்யூ எடுத்துட்டு வேற ஓடி கொண்டு இருக்கும் ஏன் நடந்திருக்கு அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க விட்டுட்டு வேகம் ஒரு டே வாடிச்சு போடா விறுவிறுன்னு ஓடி வந்தாச்சு கேஸ் லைட்டஸ்ட் போயிட்டு இங்கே நடந்திருக்கு அப்படி மெனந்து நாய் அடிச்சுட்டே இருக்கு அழுத்திட்டே இருக்கு சரி அதை இப்போ பாம்பு போட்டு அடிச்சு பாம்பு போட்டுருவோம்னா போட்டேன் ஒரு பாம்பு உள்ள போயிட்டு ஐயோ போடு வேற லெவலு நானா பாம்பு போட்டேன் சரி ரைட் பார்ப்போம் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க கரெக்டா வரணும் நான் வந்து அடிச்சிடலாம் சரி பாப்பு பார்ப்போம் இங்கிட்ட ஒரு இனிமே ஓடுது ஐயோ அக்கா அக்கா வழி வாங்க ஐயோ அக்கா அக்கா ரெண்டு பேரும் விட்டாங்களே ரெண்டு பேரும் அடிச்சு விட்டாங்களே என்னக்கா நீங்கள் எல்லா பக்கமும் அழுத்திட்டீங்களா என்ன செய்வேன் சின்ன பையன் இந்த சின்ன பையன் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க சரிட்டு பார்ப்போம் அவங்களும் போடுற ரவுண்டு விட் ஆகிட்டாங்க இங்கே பாருங்க ஸ்கைலர் வச்சு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டேன் போடா ஸ்கைலர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டேன் அதை வச்சு எடுத்துக்கு சரிட்டு நம்ம குளுவோர் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் சரிட்டு குளுவோர் மட்டும் எடுத்துட்டு வேற லெவலில் பங்கம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும்

கரெக்டாக டைமிங்க்கு வந்து காப்பாற்றி விட்றாங்க தெரியிட்டு காப்பாற்றி விட்டாங்களா ஐயோ இரு இரு இரு இந்த ஹோட்டலே வந்து எவனோ அடிச்சிடக்கூடாது பயமா இருக்கு குளோவில் போட்டு இருக்குடா இருக்குடா குளோவால் போட்டுக்கிறேன் தெரியிட்டு என்ன பண்ண போகிறோம் ஐயோ வெளியே தச்சு வேறு ம் இவ்வளவு நேரம் அவன் கவனித்து விட்டுனா நான் கவனித்து விட்டேனே வேற லெவலில் கவனித்து விட்டேன் சரி இன்னொரு நாய் இருக்கு எங்க இருக்குன்னு அதை அடிச்சு விட்டா நம்ம வேற லெவலில் மேட்ச் முடிச்சலாம் கைஸ் ஐயோ அங்கிட்டு அழுத்தா பாருங்க எல்லா பக்கமும் மூணு பேரையும் அழுத்திட்டு இருக்கான் நாலு பேரையும் சரிட்டு பாப்போம் இங்கிருந்து பாம்பு போட்டு சாவுடா நாயே சாவு இந்த இருக்காம இருக்கேன் ஐயோ இங்கிருந்து அடிக்க முடியாது ஐயோ ஐயோ அங்கிட்டு ஓட்டாம இருக்கேன் ஐயோ கிட்டத்தில் போய் அடிச்சுக்கலாமோ ஓட்டில் விட்டானே